உழவனே உலகிற்கு தலைவன் உழவனே உலகிற்கு தலைவன் அது எப்படி பணம் சம்பாதிக்க ஆயிரம் தொழில் இருக்கு பணம் சம்பாதிக்க ஆயிரம் தொழில் இருக்குது ஆனால் உணவை சம்பாதிக்க விவசாயம் மட்டும்தான் இருக்குது அதனால தான் உழவனே உலகிற்கு தலைவன் உழவனே உலகிற்கு தலைவன் என்ற தலைப்பில் ஒரு சிறு கவிதை உழவன் தன் இரத்தத்தை உரமாக்கி வியர்வையை தண்ணீராக்கி பசுக்களை தன் நண்பர்களாக்கி பயிரை வளர்க்கிறான் உழவன் அவனே இவ்வுலகிற்கு தலைவன் உழவனின் உன்னதமான பணியை உணராமல் அரக்கத்தனமாக உழவனின் இரத்தத்தை உறிந்து உழவனின் உழைப்பை மண்ணோடு மண்ணாக்கும் மா மனிதனை சில நொடிப்பொழுது எண்ணிப்பார் உன் நிலையை எண்ணிப்பார் உழவனின் உழைப்பின்றி நம் அனைவருக்கும் உணவேது உயிரேது உழைவனின் உழைப்பின்றி நம் அனைவருக்கும் உயிரேது உணவேது உயிரேது நாம் அனைவரும் உயிர் வாழ இவ்வுலகம் நிலைத்திருக்க பாகுபாடு பாராமல் தான் வறுமையில் வாடினாலும் நம் அனைவருக்கும் உணவு கிடைக்க இவ்வுலகம் உயர்வு பெற அரும் பணியாற்றும் உழவனுக்கும் உழவுக்கும் உறுதுணை நிற்போம் இவ்வுலகை காப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்